என்னடா நடக்குது இங்க இவன் யாரா வருமா பஜார்ல பிட்டு படம் வைக்கிற மாதிரி இருக்கா சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் என்ன விட்டு விஜய் சார் பண்றீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க நீங்கள் ஏதாவது பண்ணியே அவனுமே Shake it, shake it, shake it. நீ ஜாயின் பண்ணியா போலடா போகட்டும் என்ன நேரம் எல்லாம் அன்சைடாக போய் விட்டாங்க நம்மளும் அன்சைடாக போய் விட்டுருவோம் Da-da-da!